நேசிப்பேனே உண்மையே நேசிப்பேன் உண்மையே நேசிப்பேன் உண்மையே நேசிப்பேனே ஏசு அப்பா தெரிய அலைந்த போது எந்த முன்னே சென்றீரே இசுவப்பா உண்மையே நேசிப்பேன் உண்மையே நேசிப்பேன் உண்மையே நேசிப்பேன் bene, bene, si bene, bene, துரோகங்கள் நான் செய்த போது எனக்காயானே anticipating We're anticipating, se anticipating It's sua bola We're anticipating, we're anticipating, we're anticipating We're anticipating, we're anticipating